உஜ்ஜி என்ன பண்ணுது பட்ட உன்னா என்ன பண்ணுது உன்ன முறைக்குதா ஏன் சொல்லு ஏன் முறைக்காத சொல்லு முறைக்காத உச்சி குட்டி போடுவோம் ரெண்டா உஜ்ஜிக்கு குத்தியா பட்டு காலையில் என்ன குத்த என்ன குத்த பூவா குத்தியா எப்போ காலில் குத்தியா எவ்வளோ குத்த எவ்வளோ குத்தியா எவ்வளோ குத்த அதான் சொன்னா எதுதான் இதுதான் பூ அதுக்கு பூ குத்தியா ம் வேறு பொம்மையா நம்ம திருவிழா வருதுல்ல ஆ திருவிழாவில் போய் பாப்பா கூட்டின்னு போய் பொம்மை வாங்கிக்கலாமா ஆ அது மாதிரி இதுக்கு வாங்கி தரட்டுமா சரி பட்டா வேற என்ன வேணும் ஜூஸு ஐஸு கோன் ஐஸ் வேணுமா அப்புறம் lace, chocolate,